so okay guys welcome back to எப்படி சிங்கம் நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் நான் கேட்டிங்கன்னா நம்ம வந்து இத்தனை நாளாக ஃப்ரீ ஃபயர் கிட்டத்தட்ட நாலு நாலு வருஷம் அப்புறம் ரெண்டு மாதம் இருக்கும் கிட்டத்தட்ட நாலே கால் வருஷமாக நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடு ஃப்ரீ ஃபயர் வந்து நாலே கால் வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம்னு வச்சுக்கோங்க இத்தனை வருஷத்தில் வந்து ஃப்ரீ ஃபயர் பேன் சொல்லிட்டு எதுவுமே வரல ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இப்படின்னு எதுவும் சொன்னாங்க இருந்தாலும் இப்போ அஃபிஷியலாக வந்து பேன் பண்ணலை எப்படின்னா வந்து ஏர்டெல் வித்து எப்படின்னா பேன் பண்ண மாதிரி பேனு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பேன் சொல்லிட்டானுங்க அதனால் வந்து இப்போது ஜியோவிலையும் இப்போ நிறுத்த போகிறாங்க சிக்னல் டவர் நிறுத்த போகிறாங்க ஓகேவா ஜியோவிலையும் டவர் நிறுத்த போகிறானுங்க இனி வந்து ஒரு ஒரு சில நாள் கிட்டத்தட்ட ஒரு பத்து டு இன்னும் இருபது நாளில் வந்து ஜியோவிலேருந்து டவர் நிறுத்துவானுங்க கன்ஃபார்ம் நிறுத்துவாங்க இனிமேல் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றினா தான் முடியும் டூ ஜி ரேமு இது மாதிரிலாம் வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் சுத்தமாக செட் ஆகாது இருந்தாலும் வேறு என்ன கேம் விளையாது இது மாதிரி சுட்டு சுட்டு பழகிட்டுமே வேறு என்ன கேம் விளையாடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தவிர்ப்பீங்க ஓகேவா நானும் அதே மாதிரி நிறைய கேம் ஏற்றி பார்த்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது கேம் மேலே ஏற்றி பார்த்துட்டேன் சுடுற கேமு ஆன்லைன் கேம்லேயும் ஏற்றி பார்த்துட்டேன் வித் ஆஃப்லைன் கேம்லேயும் ஏற்றி பார்த்துட்டேன் எனக்கு எதையுமே பிடிக்கல பப்ஜி கூட ஏற்றி பார்த்துட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல ஓகேவா இதனால் என்ன பண்ணுறது நம்ம வந்து இந்த மாதிரி கேம் விளையாடி பழகிட்டுமே வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து இன்னமும் ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்கேன் இதனால் என் செல்லில் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் தாங்கும் ஓகேவா இதனால் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் மட்டும் வந்து இந்த யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே எனக்கு செட் ஆகலை ஃப்ரீ ஃபயர் பேன் எடுத்தாலும் என்னால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றி விளையாட முடியாது இந்த செல்லு தான் ஒரு சில அளவு தான் தாங்கும் நான் இது வரைக்கும் விளாண்ட ஃப்ரீ ஃபயர் இருந்தாலும் தாங்கிச்சு இப்போது மேக்ஸ் ஏற்றணும்னா ஃப்ரீ ஃபயர் எல்லாத்தையும் என் செல்லு வந்து மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் விளாட முடியும் அதுக்கப்புறம் என் செல்லும் பக்கத்தில் இடும் அது வந்து எல்லா செல்லுமே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஜிபி ரேம் இருந்தால் தான் கொஞ்சம் காமனாக இருக்குது எந்த ஃபோர் ஜி ரேம் தான் அதனால தான் சொல்கிறேன் இனி வேறு என்ன கேம் போகலாம் பார்த்தா கால் ஆஃப் டூட்டு விளையாடி பார்த்தேன் பப்ஜி எல்லாத்தையுமே விளையாடி பார்த்தேன் கால் ஆஃப் டூட்டு விளையாடி பார்த்தோம் ஓகேவா கால் ஆஃப் டூட்டு விளையாடி பார்த்தோன்னே அதில் கொஞ்சம் வந்து நேச்சுரலாக எப்படின்னா நம்ம வேணுன்ற மாதிரி ஃப்ரீ ஃபயர் ஆனால் அதோட டேட்டா வந்து ரெண்டு ரெண்டு புள்ளி நூறு ஜி ரெண்டு ஜிபி நூறு எம்பி என்னன்னு தெரில ரெண்டரை ஜிபி கிட்ட வருது அதனோட டேட்டா ஆனால் அது வந்து எப்படியாப்பட்ட கேம்னா நம்ம வந்து சின்ன டூ ஜி மொபைலே விளையாடிக்கலாம் ஃபோர் ஜி மொபைலே விளையாடலாம் எயிட் ஜி மொபைலே விளையாடிக்கலாம் நம்ம வேணுன்ற மாதிரி செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம் ப்ராப்பராக செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம் அது எல்லாமே நான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இப்போ தான் கலாட்டோவில் போனேன் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஓகேவா எல்லாமே மாற்றிக்கலாம் இதெல்லாம் நம்ம கால் அவுட் முன்னாடி கால் அவுட் பார்க்க முடியாது இந்த ஃப்ரீ ஃபயரும் நான் வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன் கன்ஃபார்ம் இப்போ வந்து டவர் உட்கார வரைக்கும் ஜியோ டவர் உட்கார வரைக்கும் நான் கன்ஃபார்ம் போஸ்ட் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாட்றவங்க யாருன்னா வந்து இந்த ஐடி இந்த ஐடி கலெக்ஷன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பொறுமையாக நான் காட்டுறேன் எல்லாமே கலெக்ஷன் வந்து கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும் கலெக்ஷன் வேணுன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த ஐடி வேணுன்றது இந்த கலெக்ஷன் இந்த ஐடி தர போகிறேன் ஓகே இந்த ஐடி விற்க போகிறேன் வித் இன்னொரு அதான் இந்த ஜியோ காரணம் நிறுத்துகிற வரைக்கும் நான் விளாடுவேன் அதுக்கப்புறம் தான் நான் கால் ஆஃப் போ கால் ஆஃப் இருந்தாலும் பூந்துட்டேன் பூந்துட்டேன் இருந்தாலும் வந்து இன்னும் டைம் ஆகும்ல அதனால் வந்து நான் கொஞ்ச நேரம் இது ரெண்டுத்துமே விளையாடி பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த ஐடி கன்ஃபார்ம் விற்றுருவேன் ஃப்ரீ ஃபயர் ஐடி விற்றுருவேன் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாடுங்க யாருனா அந்த உங்களுக்கு ஐடி கலெக்ஷன் வேணும்னா இந்த ஐடி வேணும் நம்ம நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஐடி வேணால் நீங்கள் வந்து குறைய பயமே இல்லாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடி கன்ஃபார்ம் நான் வித்துடுவேன் இன்னும் நிறையா பண்டெல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு நிறைய இருக்குது மேஜிக் கியூப் ஒரு மூணு மேஜிக் கியூப் இருக்குது இவ்வளோ இருந்தும் நான் வந்து இது விற்க போகிறேன் மேக்ஸிமம் இதனோட ப்ரைஸ் நீங்கள் வந்து நீங்களே கிசிங் பண்ணுங்கள் நான் அது மாதிரிலாம் பத்தாயிரம் இருபதாயிரம் போல் வெறும் ரெண்டாயிரம் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஓகேவா டூ தௌசண்ட் மட்டும்தான் வேணுன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே கமெண்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போடுங்க வேணுன்றவங்க கன்ஃபார்ம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நான் விளாட போகிறோம் ப்ரோ ஆனால் எங்கள் கலெக்ஷன் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க கன்ஃபார்ம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே நம்ம அதுனா கால் ஆஃப் டியூட் அதை பற்றி பார்ப்போமா இப்போ வந்து கால் ஆஃப் டியூட்டை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ கேஸ் நம்ம வந்து கால் ஆஃப் டியூட்டுக்குள்ளே வந்துடுச்சு முதல்ல ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும் ஓகேவா நீங்கள் வந்து டவுன்லோடு டவுன்லோட் பண்ணால் இதே மாதிரி தான் வரும் இதை தவிர வேறு எது வராது ஆனால் உங்களுக்கு லாகின் ப்ராசஸ் எல்லாமே கேட்கும் அது வந்து உள்ளே வந்தோடனே ஒரு நூறு எம்பி கேட்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் செலவாகும் தான் டேட்டா ஒரு ரெண்டரை ஜிபி இருந்தால் இது ஏற்றி உள்ளே போகிறீங்க ஓகே அதுக்கப்புறம் டேட்டா தேவைப்படாது டேட்டா எல்லாத்துக்கும் தேவைப்படும் மற்றபடி வந்து டேட்டா அதிகமாகலாம் இருக்குல்ல டேட்டா நார்மல் தான் ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் இன்னும் ஒன்று பப்ஜி இது கம்பேர் பண்ணும்போது பப்ஜி விளாட்னா ஃபோன் லேக் அடிக்குது கால் அப்டேட் வந்து நம்ம வேணுன்ற மாதிரி வச்சுக்கலாம் செட்டிங்ஸில் வந்து ப்ரைம் தான் இருக்குது இருந்தாலும் ஹை செட்டிங்ஸ் லோ செட்டிங்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது மீடியம் செட்டிங்ஸ் நம்ம வந்து நான் மீடியம் வைக்கல ஹையும் வைக்கல நான் ரொம்ப லோவில் வச்சுக்கிறேன் எனக்கு லோவில் செம்ம சூப்பராக செட்டிங்ஸ் இது ஓகேவா இதுதான் கால் அப்டேட்டு இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது கொஞ்சம் டைம் எடுத்துது ஓகேவா அதுவும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் ஒரு சில அப்டேட் வருது அது வெறும் இருபது இருபது எம்பி ஃப்ரீ ஃபயர் வந்து பாருங்கள் அது மாதிரி இருபது எம்பி முப்பது எம்பி அது மாதிரி வருது இப்போ இப்போ வந்து இது வந்து முப்பத்தி ஒரு எம்பி அப்டேட்டு இதுக்கு வந்து காமனாக எல்லா கேம்லேயும் வருதான் பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர் எல்லாத்துமே வருதான் சரி ஓகே இந்த முப்பத்தி ஒரு எம்பிலாம் செலவு பண்ணுறது வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் போக மாட்டோம் இன்னொன்று ஃப்ரீ ஃபயர்லேருந்து நாலு எம்பி அஞ்சு எம்பின்னு வரும் இதில் வந்து முப்பது எம்பி நாற்பது எம்பின்னு வரும் ஓகேவா வேறு ஒன்றும் வராது இதில் வந்து அப்டேட்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்து செவன் மந்த்துக்கு ஒருத்தர் வரும் ஃப்ரீ ஃபயர் ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தர் தான் அப்டேட் வராது அதையும் நோட் பண்ணி பார்த்துட்டேன் எப்படின்னா கால் ஆஃப் டியூட்டி விளையாடின பிளேயர்ஸ் இருக்கிறது பார்த்தேன் இதில் ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக விஷயம் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து ரெண்டு நிமிஷத்தில் உள்ள போனால் இதில் அஞ்சு நிமிஷத்தில் உள்ள போகும் அது மட்டும் தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் உள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் டைம் கேம் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு டைம் ஆகாது ஓகேவா நீங்கள் ஒரு வாட்டி ஏற்றி விளையாடி பார்த்துட்டு நான் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கன்ஃபார்ம் பார்த்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் MT Singam with Call of Duty and Free Fire ரெண்டுத்தையுமே வீடியோ போடுவேன் ஃபஸ்ட்டு காலையில் கால் ஆஃப் டியூட்டி நைட் சாயந்தரம் ஃப்ரீ ஃபயர் நடுவில் ஷார்ட்ஸ் மதியம் என்ன போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அது இன்னும் யோசிக்கல ஆனால் கன்ஃபார்ம் காலைல கால் ஆஃப் டியூட்டி சாயந்தரம் ஃப்ரீ ஃபயர் ரெண்டுமே ஃபன் மேட்ச் இல்லை ஏன்னா ஒரு மேட்ச் நான் போகிற மேட்ச்சை எடுத்து போடுவேன் இருந்தாலும் எனக்கு எந்த கேம்லேயும் விளையாட தெரியாது ஆனால் ப்ரோட்டில் கொஞ்சம் தான் கற்றுன்னு இருக்கேன் பார்ப்போம் எல்லாம் எப்படி அடிக்கிறேன்றத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக்ன்ற பட்டனை தட்டி தெருக்கி விடுங்க மஜா பண்ணுங்கள் ஓகேவா என்னென்னடா உள்ளே போக கேட்பீங்க ஆனால் சொன்னேன்ல கொஞ்சம் டைம் ஆகுங்க காலை போட்டு உள்ளே போகிறதுக்கு மற்றபடி எதுவுமே நடக்காது ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஈவெண்ட் வந்து மற்றபடி எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகாது ஓகேவா ஃப்ரீ ஃபயர் பார்த்தவங்க காலை போட்டு பார்த்து பயப்படணும் இன்னொன்று ஃப்ரீ ஃபயர்லேருந்து கேரக்டர் எக்கச்சக்கமாக இருக்கும் இதில் கேரக்டர் அந்த மாதிரி இருக்காது மேக்ஸிமம் நாலு இந்த இந்த நாலு கேரக்டர் தான் நினைக்கிறேன் இந்த கேரக்டர் இது மட்டும்தான் வேறு எதுவுமே இருக்காது ஃப்ரீ ஃபயர் டேப் பண்ணுறோம் இதோ பாருங்கள் இப்போ நான் ஃபேஸ்புக் நான் லாகின் பண்ணிட்டேன் ஆனால் எப்பவுமே உள்ளே போகும்போது செக்யூர் இருந்தாலே ஃபேஸ்புக் கேட்கும் இந்த மாதிரி நேராக லாகின் பண்ணி நான் ஃபேஸ்புக் கொடுத்துட்டேன் இப்போ இப்போ உள்ளே போகுது ஃப்ரீ ஃபயரில் இப்போ ஈவெண்ட் வருதா அதே மாதிரி அந்த பேனர் ஈவெண்ட் பேனர் வரும் அந்த ஈவெண்ட் e பேனர் நம்ம தொட்டு உள்ளே போயிட்டு விளாட்லாம் அதே மாதிரி கட் பண்ணிடலாம் ஃப்ரீ ஃபயரில் வந்து ரைட் சைடு கட் பட்டன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது இப்போது நம்மளுக்கு ஏதோ கொடுத்துக்கிறானு உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள் அனிமேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும் இது ஏதோ சொல் ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் இப்போது இதில் வந்து ஃப்ரீ தாங்க ரெண்டு கன் ஸ்கின்னு அப்புறம் எம் ஃபோர் ஒன்று தான் ஏதோ ஒரு கார்டு எதுனான்னு தெரியல நான் இப்போ தான் வந்தேன் அது பேக்கு ஃப்ரீ தான் ஒரு எமௌண்ட்டு ஃப்ரீ தான் அந்த எமௌண்ட் நான் போட்டு வித் அந்த பண்டலும் ஃப்ரீ தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு இந்த கன்னுக்கு ஒரு இந்த கன்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரீ ஃபயரில் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எல்லாமே ஃப்ரீ ஃபயர் இந்த கன் தான் ஆனால் பேர் எல்லாம் ஒன்று கன்னோட அந்த வடிவமைப்பு எல்லாமே வேறு வேறு இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ண மாதிரி கால் டூ பேன் பண்ண முடியும் எந்த கேம்லையுமே இது மேலே கேஸ் பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே வேறு வேறு மெத்தடில் ஊற்றுறாங்க இதுவும் ஒரு ஈவெண்ட்டு எல்லாம் ஈவெண்ட் முடிஞ்சிச்சா இப்போது நம்ம இது மொத்தமாக இதான் கால் டூட்டு இதில் எல்லாத்துக்கும் ஒன்று ஒரு சில விஷயம் புரியாது என்னால் இப்படிலாம் இருக்குன்னு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அம்புக்குறி கட்டுதா அது வந்து ஈவெண்ட்டு நம்ம ரேங்க் அண்ட் மேட்ச் மாதிரி அது கீழே எடுத்து கிளாஸ் குவார் சரி கிளாசிக் கிளாசிக் மாதிரி நம்ம இதில் என்ன பண்ணோம் இங்கே லெஃப்ட் சைடில் நல்ல மூலையில் வந்து ஒரு அம்புக்குறி மாதிரி கட்டுதா அதான் பேக்கு அதுக்கு தான் பேக் போயிடும் நெக்ஸ்ட்டு மூணாவது எடுத்து தான் நம்ம கிளாஸ் போடுற மாதிரி ஃப்ரீ ஃபயர் கிளாஸ் போடுற மாதிரி இந்த மூணாவது எடுத்து ஆனால் என்ன ஒன்று இதில் அஞ்சு பேர் வரும் நாலாவது இது ஜாம்பி ஜாம்பிலாம் இருக்கும் ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓல்டு பிளேயர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயரில் இது வந்துச்சு ஜாம்பி அதே மாதிரி கா இந்த இதில் ஒரு மூடாகவே இருக்குது எப்பயும் ரிமூவ் பண்ணாத மாதிரி இதில் நான் ஏற்பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதில் எமௌண்ட்டு இது ஃப்ரீயாக தந்த எமௌண்ட் தான் ஃப்ரீயா நெக்ஸ்ட்டு இந்த எமௌண்ட் ஃப்ரீ தாங்க இதுவும் ஃப்ரீ தான் எனக்கு என்னப்பா கவலை அப்படின்ற மாதிரி ஃப்ரீ தான் என்ன ஒன்று இதில் செம்மையாக கொடுத்து வச்சுருக்கானுங்க இது ஃபுல்லாக தெரிஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு போகிற வீடியோ பா காத்திருந்து பாருங்கள் இது இவ்வளோ தான் நான் இன்னும் ஃபுல்லாக கற்றுக்கினேன் எல்லாத்தையுமே உங்களை சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரில் எதனா ஏமாட்டம் தான் நான் பார்ப்பேன்ல அது மாதிரி கீழே கிளைம் கேட்டது அந்த இதில் வந்து மேலே ஒரு ஐம்பது மாதிரி கேட்டது பாருங்கள் அதை கிளிக் பண்ணணும் பாருங்கள் இங்கே ஒரு அதர் கிளைம் இப்போ இது கிளை இதை கிளிக் பண்ணுறது கோன் கொடுத்துட்டுனா இப்போ நம்ம இதை முடிச்சிட்டுனா இந்த கடைசி கடைசி ஒரு இதில் மேலே இந்த அம்பூர் மேலே கட்டுதா அந்த அம்பூர் கிளிக் பண்ணோன்னா நம்ம கிளைம் எடுத்து காட்டுச்சு டெய்லி கிளைம் இதில் வந்து கிளைம் தான் எப்படி தான் ஃப்ரீ ஃபயரில் வந்து அது புள்ளி காட்டும் ரெட் டாட்டோ ஏதோ ஒன்று காட்டும் சரி ஞாபகம் இல்லை ரெட் டாட் தான் காட்டணும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் சொல்லிட்டு இதில் சிபி சிபி ஓகேவா ஃப்ரீ ஃபயரில் கோல்டு சொல்லிட்டு இதில் பெரும் சி இதுவும் முக்கியமான கான்செப்ட் ஓகேவா நீங்கள் வந்து டைமண்ட் டாப் அப் பண்ணி தான் விளாடணும் இதுக்கு டைமண்ட் டாப் பண்ணலாம் நீங்கள் டைமண்ட் டாப் பண்ணி வீணாக காசை வீணடிக்க வேணாம் எந்த ஒரு கேமில் டைமண்ட் டாப் பண்ணாதீங்க இந்த அம்பு என்ன ரொம்ப துடின்னு கேட்பீங்க அது உள்ளே போனால் நம்ம ரேங்க்கு போக பாருங்க இது இதான் ரேங்க்கு இப்போது இதை கிளிக் பண்ணிங்கன்னா கோன் குத்துனா இங்கே ரேங்க் எடுத்துதா இதில் வந்து நம்ம ரேங்க் ஏற்றணும் ரேங்க் ஏற்ற ஏற்ற அது லெவல் அன்லாக் ஆகும் நம்ம அன்லாக் ஆகிட்டு ரேங்க் ஏற்றிக்கலாம் இதை ரேங்க்னால் இதாங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து கோல்டு சில்வர் அப்படி சொல்லுவோம் இதில் rocky one rocky two three four five அவ்வளோதான் என்னது அது நேரத்தில் படிச்சுக்கோங்க அது நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் இது தான் அது வந்து எலிட்டா எலிட் ஆமாம் இதில் எங்கே எக்கச்சக்கம் போங்க ப்ரோ மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் இதில் கிராண்ட் மாஸ்டர் இருக்குது லெஜண்ட்ரி லெஜெண்ட் வரைக்கும் இருக்கு கிராண்ட் மாஸ்டருக்கு அடுத்தபடி லெஜெண்ட் வரைக்கும் நம்ம லெஜெண்ட் அடிப்போம் கன்ஃபார்ம் ஒரு சீசனாச்சும் அடிப்போம் நம்ம எழுது first season S one season ஒன்று தான் ஃபஸ்ட்டு சீசன் நம்மளுக்கு இதுதான் ஃபஸ்ட் சீசன் நம்ம இதில் இறங்கி விளாட்னா நம்மளுக்கு ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும் அது இந்த ரேங்க் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சில பொருள் ஃப்ரீயாக இருக்குது இந்த பாம்பு நெக்ஸ்ட்டு கன் கட்டானா கட்டானா கத்தி அடுத்து ஒரு கன்ஸ்கின் இது பி நைன்டின்னு நினைக்கிறேன் அந்த கன்ஸ்கின் பி நைன்டி அப்புறம் இது வந்து பேட்ச்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தரானுங்க எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ தான் இந்த கேம் பொறுத்தவரை நிறையா ஃப்ரீ தான் வருது நான் ஒன்று கொஞ்சம் கற்றுக்கணும் நீங்கள் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகேவா செம்ம ஈஸியாக இது கேமு நான் நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு விளையாடி காமிக்கிறேன் விளையாடி வேறு லெவல் ஃபன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணிக்கிட்டு வித் ஃப்ரீ ஃபயர் ஐடி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க